தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தைக்கா தெருவைச் சேர்ந்தவர் செல்லப்பா இவருடைய மகன் மார்டின் பைனான்சியரான இவர் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வந்தார் இவர் நேற்று முன்தினம் இரவில் மோட்டார் சைக்கிளில் தனது வீட்டுக்கு சென்றபோது தைக்கா தெருவில் மறைந்து இருந்த மர்ம கும்பல் திடீரென்று மார்ட்டினை வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது இதுகுறித்து சாத்தான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் கொலையாளிகளை பிடிப்பதற்காக போலீசார் தனிப்படை அமைத்து வலை வீசி தேடி வந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்க தகராறில் மார்டின் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இது தொடர்பாக சாத்தான்குளம் தைக்கா தெருவைச் சேர்ந்த பாபு சுல்தான் அவருடைய மகன்கள் பாரிஸ் பிலால் சீந்தா வீர் முகமது மகன் புகாரி அப்துல் சமது ஆகிய ஆறு பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர் மேலும் தலைமறைவான பர்தீன் அப்துல் காதர் முகதும் மைதீன் மீரான் செந்தில் உள்ளிட்ட சிலரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் கைதான பாபு சுல்தான் சாத்தான்குளம் வர்த்தக சங்க பொருளாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் இசைக்கராஜா தூர் தூத்துக்குடியில இருந்து டிஎம் டைரக்டர் சார்பாக குளத்தில் தேவ சமூகத்தைச் சேர்ந்த செல்லப்பத்த ஒரு மகன் திரு மார்டின் அவர்களை வந்து சமூக விருந்துகள் படுகொலை செய்திருக்கிறார்கள் அவர் எனக்கு எனது உயிருக்கு ஆபத்திற்கு சாத்தாங்குளம் காவல்துறையால அப்படின்னு எத்தனையோ வாட்டி மனுக்களும் கொடுத்திருக்கிறாரு அது போல எப்படின்னா வீடியோ மூலியமாவும் சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு சில பகைகள் லோக்கல்ல இருக்கு அது உண்மைதான் என்ன மாற்றம் இல்லை அப்போ அந்த பகையாளி கூட வந்து காவல்துறை வந்து ஒன்று சேர்ந்துட்டான் சாத்தாமலை காவல்துறை வந்து நீங்க வந்து ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா என்னன்னு தெரியல மக்கள் பூரா அதைத்தான் சொல்றாங்க இப்போ மக்கள் பூரா இந்த இந்த இந்த விஷயம் போலீஸுக்கு எப்படியும் தெரியும் இது தெரிஞ்சுதான் நடந்துட்டு அப்படிங்கிறாங்க அதனால இது வந்து இது வந்து யூகம் யூகத்தின் அடிப்படையில் யாரையுமே நான் குற்றம் சாட்ட விரும்பல மாவட்ட எஸ்பி நாங்க வந்து நாங்க நாங்க நாங்க நேசிக்கக்கூடிய நம்ம எஸ்பி ஐயா ஜெயக்குமார் அவர்கள் மீது எங்களை நாயம் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த வழக்கை எப்படி துரிதமாக இதை வந்து அவசரப்பட்டு முடிக்காம இந்த துரிதமா இந்த குற்றவாளிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாலும் பாருங்க ஏன்னா